ஹலோ கைஸ் நான் தான் உங்கள் குமார் பேசுகிறேன் ஒரு கிளாஸ் ஃபோர் ரேங்க் போயிருந்தோம் ஓகேங்களா அதில் ஒரு ஃபன்னி மூமெண்ட்ஸ் அடுத்து ஒன் வி ஃபோர் இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முடிச்ச வரைக்கும் பாருங்க ஓகேங்களா இதில் இப்போ ஒரு பிஸ்டல் வச்சுருந்தா மேலே போய் அடிக்கலான்ட்டு போவேன் ஓகேங்களா மேலே ஏறுவோம் பாருங்களேன் போகணுமே கை குத்தியே கொண்டுருவோம் மூஞ்சில் குத்தி எங்கே போகிற உட்காரு அப்படின்னு வச்சு உட்கார வச்சுருவோம் நம்மளே சரி விடுங்க அப்படின்னு அந்த மேட்ச் வின் பண்ணியாச்சு ஓகேங்களா அடுத்த ரவுண்டு போயாச்சு எல்லோரும் எவன் எங்கெங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கானுங்க கண்டே பிடிக்க முடில ஏன்னா பா கடைசி வரைக்கும் நான் ஓடிட்டு தான் இருந்தேன் ஓகேங்களா அதனால் இடையில ஸ்கிப் பண்ணியிருப்பேன் அடிக்கிறது மொத்தம் ஓகேங்களா இப்போ வாங்க போகலாம் உள்ள இப்போ போகும்போது பாருங்கள் எவனுமே நான் இப்போ ஒருத்தர் வருவான் அவனுக்கு அங்கே தரமாக அடிச்சிருப்பேன் நான் கரெக்டாக நாக் அவுட் ஆகும்போது ஹெட் ஷாட் விழுந்துருக்கு அவன் உட்காந்துருக்கும் ஹெட் ஷாட் ஓகே அவனை ஃபினிஷ் பண்ணிவிட்டு போவோம் அப்போ பார்த்தா கடைசி ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா மேலே உட்காந்து பெட் சுற்றி முடிக்கலான்னு பார்த்துக்கிறேன் நான் முடியவே இல்லை அவனோட க்ளோவால் உடச்சி அவள் பார்த்தா மண்டையை காமிச்சா தூக்கி விட்டு அடிச்சு இவன் தான் எங்களை அடித்து உட்கார வச்சது போனாட்டான் அதனால் தரமான ஒரு ஹெட்ஷாட்டாக போட்டு உட்கார வச்சு அவனுக்கு ஓகேங்களா இப்போ மூணாயிரம் கொண்டு போகலாம் ஐயோ ரெண்டாயிரம் உண்டா இந்த மேட்ச் தாங்க நான் வந்து எப்படின்னா வீடியோ கட்டே பண்ணல ஓகேங்களா இது ஒன் வி ஃபோர் மூமெண்ட்டு யாருமே ஸ்கிப் பண்ணிடாதுங்க பயங்கரமாக இருக்கும் பாருங்களேன் இப்போ நான் போயிட்டே இருப்பேன் போயிட்டு இப்போ எட்டி பார்ப்பேன் இந்த சைடு தான் நிறைய பேர் வருவானுங்க நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஒருத்தர் நீங்கள் சரி ஓகே அங்கே ஒரு தடவை நம்ம டீம்மேட் ஒரு நாக்கு டைம் முடிச்சு முடிச்சு விட்டானுங்களேன்னு சொல்லிட்டு சரி அங்கே போகலான்ட்டு போவேன் போகும்போது ஒருத்தன் குறுக்க வருவான் இங்கே வருவான் பாருங்களேன் ஆ அன்சைடு வருவான் ஓகே ஆ இப்போ குளோவல் போட்டு பார்த்தா அவன் இனிமேட் நினச்சி அப்புறம் நகரத்தை பார்த்தா எனிமி கண்டுபிடிச்சி சே அடிச்சு ஒரு எட்டு கடைசி நேரத்தில் எட்ஸாட் வந்துச்சு ஓகேங்களா இப்போ போயிட்டு போயிட்டு இருக்க நேரத்தில் அந்த கேப்பில் ஒருத்தன் வருவான் அவனுக்கு ஹெட்ஷாட் வச்சுருப்பேன் நான் பாருங்களேன் அவ்வளோதான் ஒரு ஹெட்ஷாட்டு அவன் எப்படியும் தப்பிச்சு ஓடி போயிட்டான் இவன் அவன் அடிச்சிருந்தான் நான் கூட்டாயிருப்பேன் அவன் மோக்க வச்சுருந்தனால இங்கே வராந்து இருந்துச்சு முடித்தான் பியூர் ரெட்டு அடுத்து அவன் டீம்மேட் அப்படியே பறந்து வந்தான் அப்படியே சட்டுன்னு குளோவால் போட்டு ஊக்காங்க போட்டு வருவான் அவனுக்கு ஒரு ரெட் ஷாட்டு பயங்கரமாக ஓகேங்களா இந்த இடத்துல ஒரு ஒன் வி த்ரீன்னு ஜனவரி எவனோ அவங்க திரு ஒன் வி த்ரீ மட்டும்தான் பார்த்தா ட்ரிபிள் கில் வந்ததுக்கப்புறம் இது சரி காட்சி அவங்க ஒருத்தன் குதிக்கிறான் பாருங்களேன் இப்போ அவனை தான் பிடிச்சி அடிக்க போகிறப்ப வாங்க போகலாம் இப்போ போனமே போனால் அடிச்சு போடுவான்னு சொல்லிட்டு ஊக்காங்க போட்டு போனமே போயிட்டு இருந்தேன் அவன் ஹெட் ஷாட் விழுந்துடும் அப்படியே ஹெட் ஷாட் விழுந்துச்சான் எல்லாம் ஒரு ஹெட் ஷாட்டை தான் விழுந்து ரெண்டு ஹெட் ஷாட் விழுந்தா என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க குறுக்கு புள்ள விட்டுறோம்னு சொல்லிட்டு பயந்து பயந்து ஏறி ஏறி அடிக்க வேண்டியதாக இருக்குது ஏஸ் இல்லை சொல்கிற இந்தியா ஸோ ஓகேங்களா இப்போ வந்து எம்பி ஃபார்ட்டியில் வச்சு ஒரு தரமான ஹெட் வச்சுருப்பேன் வச்சுருப்பான் அதுக்குள்ளேயும் டீம் டீமெட்டு குறுக்கு விட்டுனே நீங்கள் முடிச்சு விட்டுருவோம் ஸ்டார்டிங்கே பாருங்களேன் வேறு லெவல் இருக்கும் அந்த அது சரி அடிச்சுண்ணே இங்கே ஒருத்தன் எங்கே இருப்பானே தெரியலைங்க அடிச்சு விடுவாங்க நேரம் வண்டி ஓட்டிகிட்டு இருப்பானுங்க நேரம் பார்த்துக்கிட்டு சரி ஓகே சார் அதெல்லாம் விடுங்க போகலாம் அதை குறுக்கு புல்லட் விடுவான் ஓகே அவன் முடிச்சுட்டான் எல்லாருமே நான் அவுட் ஆகி கடைசி நேரத்தை இப்போ பார்த்தீங்கன்னா வந்து காமிச்சலாம் ஆஃப்லைன் போயிடுவாங்க கருமா இடையில வருவான் என்னமோ போகணும் போட்டு எல்லாரும் நாலு பேர் இங்கே போட்டு கிருட்டு கிருட்டு கிருட்டு கிருட்டு நடத்திட்டு இருக்கானுங்க கருமை பிடிச்சவனுங்க இவன் பாரு கடைசி வரைக்கும் எந்திரிக்கவே இல்லை இவன் ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு இருந்தேன் நான் அஞ்சு நிமிஷமாச்சு இவனை பார்த்துருந்துருப்பான் நான் கடைசி நேரத்தை இப்போ தான் வெளியே வந்தானே இப்போ வெளியே வந்து நம்ம ஒன் வி ஃபோர் பண்ணுறோன்னாட்ட போய் நின்றுட்டுருப்போம் மண்டமாக அடி வாங்கிட்டு உட்காந்து இப்போ தான் இப்போ தான் அஞ்சு வருவான் பையன் இப்போ தான் வந்திருக்கான் உள்ள அட போடாடே ஏன்டா ரேங்க் மேட்ச்சில் வந்து உசாரம் வாங்குறீங்க இப்படி அப்படியே தேடி தேடி நாலு பேர் புதுதான் போவோம் ஒருத்தன் வப்பாம்பார் மண்டமாக டசட்டிக்கில் வச்சுட்டான் மோப்போ நமக்கு தான் ஆகவே மாட்டேங்குது இவனுக்கு நம்ம வந்து சண்டை போடுறதே வேலையாக இருக்குது அதனால் இந்த லாஸ்ட் ரவுண்டு ரொம்ப கடுப்பாகி போச்சு சரி என்னடா ஒரு ஜீரோ ரவுண்டில் அடிக்கலாம்னு பார்த்தா அடிச்சு விட்டானுங்கன்னு சொல்லிட்டு கோவத்தில் கிங் பிசர் எடுத்துகிட்டு எல்லாம் தூக்கிட்டு போன மேலே போகணுமே எல்லாத்துக்கும் ஆட்டு எட்ஸ் ஆட்டு எட்ஸ் ஆட்டு தான் பாருங்கள் செமையாக இருக்கும் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு உள்ளே போயிட்டுருக்கிறேன் பார்க்குறவங்க நம்ம மறக்காமல் நம்ம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் எடுத்து ஆளில் போட்டுக்கோங்க ஓகேங்களா நம்ம போகிற அப்படின்னா ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகேங்களா இனிமேல் ரெகுலராக இந்த மாதிரி கண்டென்ட்டான ஒரு வீடியோவை போடுவேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ மேலே ஏறிட்டேன் இப்போ பார்த்து ஆள் எங்கே இருக்கிறான்னு பார்த்தா அந்த குறி காமிச்சது பார்த்தா ரெண்டு பேர் அவங்க உட்காந்துருக்கான் ஒரு ரெட் கார்டை போட்டு உட்கார வச்ச மண்டமான வச்சுட்டு அவன் க்ளோவில் போட்டு அவன் டீமேட்டு காப்பாற்ற போனான் நம்ம டீமேட்டை அவள் குறுக்கு போட்டு வரதுக்கு ஓடி இருக்கிறான் அவள் கேட்டால் அவன் அடிக்கிற நாட்டு வெளியே வந்து அவனுக்கு ரெட் மேலே அதுக்கு மேலே இப்போ இனிமேல் எங்கே இருந்தானுங்கன்னே தெரியல இன்னும் ஒருத்த குண்டை போட்டு ஒருத்த பின்னாடி அடித்தா நல்ல வேலை நம்ம டீம்மேட்டு காப்பாற்றிட்டானே நம்மளே இப்போ பாருங்கள் பின்னாடி அடிப்பான் பாருங்க டர்ன்னு நான் பயத்தில் அப்படியே திரும்பி ஒரு ஸ்டேடியான்னு பார்த்தா அதுவே முடிச்சு விட்டுருந்தேன் சரி ஓகேன்னு சொல்லிட்டு கீழே போனேன் கீழே போய் இவனை தேடி பார்த்துச்சு இங்கே ஒரு ஆள் இருப்பானா அப்படின்னு போட்டால் நம்ம டீம்மேட்டு தான் உட்காந்துட்டு இருந்தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி அன்சைடு தான் பிளட் ஊற்றிட்டு இருந்தான் டக்குன்னு காமிச்சு வச்சா அவன் சொல்லான்னு போனால் அவதையும் நான் கடிச்சிடுவான் சரி லாஸ்ட்டில் ஒருத்தனையாச்சும் அடிச்சிடறேன்டா வா ஒருங்கடா பீஸா அப்படின்னு சொல்லிட்டு போவான் பார்த்தா ஆக்டிவ் ஓகே இப்போ நம்ம தான் எம்இபி ஓகேங்களா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் எடுத்து ஆளில் போட்டுக்குங்க ஆளில் போட்டுங்க ஆளில் போட்டுங்க தேங்க்யூ பாய் பாய்